அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை எப்படி தொழுக வேண்டும் எத்தனை தக்பீர்கள் கட்ட வேண்டும் என்பதை சுருக்கமாக இலகுவாக நாம் பார்ப்போம் ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை சுண்ணத்தான இரண்டு ரகாயத் தொழுகையாகும் இந்த தொழுகையை நாம் வீட்டிலும் தொழுது கொள்ளலாம் இந்த தொழுகைக்கென குறிப்பாக பாங்கோ இக்காமத்தோ எதுவும் கிடையாது இந்த தொழுகையை நாம் அதிகப்படியான ஆறு தக்பீரிகளை கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் தக்பீர் தஹரிமாவுடன் சேர்த்து ஏழு தக்பீர்களாகும் அல்லாஹ் அக்பர் முதல் தக்பீர் கட்டியவுடன் நமக்கு தெரிந்த துவாக்களை நாம் ஓதிக்கொள்ளலாம் சுஹானக் அல்லாஹும்ம அல்லது இன்னி வஜ்ஜஹத்து அல்லது அல்லாஹும்மா பாஹித் பைனி என்கிற நமக்கு எந்த துவா தெரியுமோ அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு கட்டக்கூடிய ஒவ்வொரு தக்பீருக்கும் நாம் கையை உயர்த்த வேண்டும் ஒவ்வொரு தக்பீர் கட்டியதற்கு பிறகும் நாம் சிறிது நேரம் தாமதிக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் இரண்டாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் மூன்றாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் நான்காவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் ஐந்தாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் ஆறாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ஏழாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்திஹா சூரா ஓத ஆரம்பிக்க வேண்டும் முதல் தக்பீர் கட்டியவுடன் நாம் சனா ஓத வேண்டும் ஏழாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்திஹா சூரா ஓத ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு சப்யஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்கிற சூரா ஓதுவது சுன்னத்தாகும் அதற்கு பிறகு ருக்குழ செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சஜிதா செய்ய வேண்டும் சஜிதாவிலிருந்து அல்லாஹு அக்பர் என்று கூறி எழுந்தவுடன் ஐந்து தக்பீர்களை நாம் கட்ட வேண்டும் الله أكبر முதலாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் இரண்டாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் மூன்றாவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் நான்காவது தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஐந்தாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்தியா சூரா ஓத வேண்டும் ஃபாத்தியா சூராவிற்கு பிறகு வாஷியா சூராவை ஓதுவது சுண்ணத்தாகும் அதற்கு பிறகு நாம் ருக்கு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாம் சஜிதா செய்து சலாம் கொடுத்து முடித்துவிட வேண்டும் இப்படி தொழுவதுதான் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாகும் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இந்த முறைப்படி தான் தொழுதிருக்கிறார்கள் இந்த தொழுகையை குழப்பம் இல்லாமல் பதறாமல் நாம் தொழுவோம் இதற்கு பிறகும் தொழுகையில் தக்பீரில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு விட்டால் நாம் தவறு செய்து விட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் இந்த தொழுகையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் இந்த ஐதுல் ஃபித்ரில் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அல்லாஹ் தருவானாக இந்த ஐதுல் ஃபித்ரில் பிரிந்த நம்மளுடைய உறவுகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் தகப்பல் அல்லாஹ் மின்னா மின்கும் சாலிஹல் அமால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னும் இது போன்று மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள லைவ் தஅவா என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் قضيناها وهنا الإنجاز يسامرنا فرح قد جاب خواطرنا حلم ليطويه تخرجنا أيام الجد قضيناها وهنا الإنجاز يسامرنا